Thank you. ஐயா இந்த சஞ்சித கர்மா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சுண்ணா இந்த எதுவுமே எதுவுமே கர்மா இல்லைன்னு ஒரு ஸ்டேட் வரும் இல்லைங்களா அந்த டைமில் ஒரு ஹியூமன் பீயிங் எந்த நிலையில் இருப்பாங்க ஒரு கர்மாவே இல்லாமல் ஒரு நிலைன்றது இருக்குதா முதலுக்கு முதலுக்கு முதல்ல குழந்தை வரும்பொழுது அப்படி தானே இருக்கும் முதல்ல குழந்தை வரும்போது அது கர்மாவே இருக்காதுல்ல முதல் குழந்தை வந்ததுன்னா அது கர்மாவே சஞ்சித கர்மா ப்ரீவியஸ் பர்த்லேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க பர்த்தே இல்லாமல் முதல் பர்த் வருதுன்னு வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் பர்த்தே இல்லாத நிலையில் முதல் பர்த் எப்போது முதல் பர்த் நான் வந்து தானே பிறகு சப்செகண்ட் பர்த் வரும் முதல் பர்த் வரும்பொழுது என்ன எந்த க செஞ்சத கர்மாவுமே கிடையாதுல்ல அப்போ அங்கே ஆகாமிய கர்மா மட்டும்தான் இருக்கும்